ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் நவீன் நம்ம இப்போ இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணுறதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டருக்குள்ளே போய்க்கலாம் அடுத்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்குவோம் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம் மீடியா மீடியாக்குள்ளே போய் பிளாக் ஸ்க்ரீனை வச்சுக்கலாம் கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் கட் பண்ண முடியும் அடுத்த லேயருக்குள்ளே போங்க அதுக்கப்புறம் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்குவோம் இப்போ வீடியோ ப்ளே பண்ணுவோம் அடுத்து சவுண்டை ஆட் பண்ணிக்கலாம் சவுண்டையும் நான் உங்கள் மீடியா லிங்க்லேயே கொடுத்துருக்கேன் ஜிஃபைலாக கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வச்சாச்சு அடுத்ததாக நம்மளோட ஐக்கானை வச்சுக்கலாம் நம்ம லோகோவை செலக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக சின்னது பண்ணி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி பாப்பு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் வச்சாச்சு அடுத்தது செலக்ட் பண்ணிக்கலாம் பாப்பப்பை உங்களுக்கு எந்த மாதிரி பாப்அப் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது கரெக்டாக இருக்குது ஸ்பீடை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வந்துருச்சு அடுத்தது பிளாக் ஸ்க்ரீன் இருக்கிறதுலாம் கட் பண்ணிடுவோம் ஃபுல் வீடியோக்கு வச்சுக்கிட்டு பிளாக் ஸ்க்ரீனு நம்ம லோகோ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பிளாக் ஸ்க்ரீனையும் கட் பண்ணியாச்சு லோகோவையும் கட் பண்ணியாச்சு அடுத்தது வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து இன்னும் நிறையா வீடியோவை எடிட்டிங் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ